எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் டூ சிக்ஸு சாரியுடைய நம்பர் ஃபைவ் டூ சிக்ஸுங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் எல்லோ அண்டு ராணி பிங்க் மிக்சிங்கில் இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க்கு தான் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்டருமே த்ரெட் ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் பாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துடும் ஸோ வேணும்னா நீங்கள் வந்து இதிலேருந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடியதுங்க ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் சாரியோடைய price only thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நம்ம இந்த சாரீ சென்ட் பண்ணுறோம் sari number five two seven இது வந்து மேங்கோ எல்லோ அண்டு க்ரீன் மிக்சிங்கில் இருக்குதுங்க டபுள் ஷேடு தான் இது வந்து மிஷின் மேடுங்க இந்த சாரீஸ் வந்து மிஷின் மேட் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க இந்த ஆப்ஷன் இந்த சாரீஸ்க்கெல்லாம் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இந்த சாரீஸ்க்கு அவைலபிள் இல்லைங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க sari number five two eight இதோட கலர்னு பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ எல்லோ அண்டு டார்க் அந்த பர்பிள் என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கு அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா மஸ்டர்ட் எல்லோலேயே கொஞ்சம் டார்க் கலராக வர மாதிரி தெரியுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் தான் next sari number five two nine இது வந்து mango yellow and green mixing எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் தாங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறீங்க வயலட் கலர் டார்க் வயலட்டில் இருக்கும் sari number five three zero வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் அண்டு சாரீ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட புக் பண்ண சொல்ல வேண்டாங்க next sari number five thirty one இந்த சாரியோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக க்ரீன் அண்டு லெமன் எல்லோ மிக்சிங்கில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தாங்க தயவு செஞ்சு கலருக்காக வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க கம்பல்சரி ஃபோட்டோ பார்த்தாலும் வீடியோ பார்க்கணும் வீடியோ பார்த்தாலும் ஃபோட்டோ பார்க்கணுங்க அப்போ தான் வந்து கலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க sari number five three two ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வரதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியலைங்க என்ன தான் நீங்கள் வீடியோ பார்த்து புக் பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் ஆனால் ஃபோட்டோவில் இருக்கிறது எக்ஸாக்ட் கலராக அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எக்ஸாக்ட் கலர் வருதுங்க டென் பர்சன்ட் வந்து அந்த டபுள் ஷேடு கலர்ஸ் வர்றது வந்து எக்ஸாக்டாக வர்றது இல்லைங்க லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது அதனால தான் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறோம் sari number five three two இது வந்து சாண்டில் அண்டு ராமர் கிரீன் மிக்சிங்கில் இருக்குது இந்த மாதிரி டபுள் ஷேடு வர்றதுனால தான் நான் உங்களுக்கு டபுள் ஷேடு என்ன அதாவது டபுள் கலர் என்னங்கிறதையும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் sari number five double three இது வந்து ப்ரௌன் அண்டு க்ரீன் மிக்சிங்கில் இருக்குங்க ஸோ சாரீ கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனில் தான் வரும் அல்கை க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் வரும் next sari number five thirty four இது மஸ்டர்ட் எல்லோ கூட உங்களுக்கு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டார்க்காக தெரியும் சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த சாரீ புக் பண்ண சொல்கிறீங்கன்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்கோட ஃபரியுங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு சொல்லுவோம் இதுவே பேமெண்ட்டே வந்திருந்தது அப்படின்னா சோல்டுங்கிற ரிப்ளை கொடுப்போங்க இப்போ நீங்கள் பார்க்குறது mango yellow and green combination sari number five three five இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே pure cotton saris thousand rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் சாரியோடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸுங்க sari number five three six இது வந்து ப்ளூ அண்ட் வைலட் மிக்சிங்கில் இருக்குது sari number five three seven இது வந்து ஆரஞ்ச் கலர் இதுவுமே உங்களுக்கு டபுள் ஷேடு தான் அண்டு செப்பரேட் கலெக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு செப்பரேட் கலெக்ஷன்ஸ்க்கான ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே இல்லைங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் பார்க்கணும் அதுலேருந்து தான் புக் பண்ணணுங்க இப்போ இந்த ஒரு கலர் பார்க்குறீங்க இந்த டிசைன் பார்க்குறீங்கன்னா இந்த டிசைனில் இந்த கலர் இருக்கா இல்லை வேறு கலர் இருக்கா அப்படின்னு இதை இந்த அப்டேட்டை தவிர வேறு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க ஸோ இந்த அப்டேட்னா இந்த அப்டேட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் அவைலபிளான்னு கேளுங்க இல்லை அதை புக் பண்ணிக்கலாம் அப்டேட்டை தாண்டி வெளியே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஷேரும் பண்ண முடியாதுங்க அது வந்து கலெக்ஷன்ஸே இருக்காது நாங்கள் ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வைக்கிறது இல்லைங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உனக்கு உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் வரும் அழுகை க்ரீனில் லைட்டாக வரும் sari number five three eight அடுத்து ஃபைவ் த்ரீ நைன் இல்லை பர்டிகுலராக வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ காலில் கூட ஷாப்பில் இருக்கக்கூடியது பார்க்கலாம் அதாவது யூடியூப்பில் போடாதது ஏதாவது ஷாப்பில் இருக்குது நீங்கள் கேட்குற அந்த டிசைனோ அல்லது நீங்கள் கேட்குற கலரோ அது அவைலபிள் இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு வீடியோ காலில் காட்டுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைவ் த்ரீ நைன் இது வந்து சாண்டில் அண்டு க்ரீன் மிக்சிங்கில் தாங்க இருக்குது sari number five four zero so அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ கால் அப்படிங்கும்போது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து வீடியோ காலில் காட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா கஸ்டமர் கேர் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணுவாங்க நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் கிளியர் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அண்ட் புக்கிங் ஆல்சோ அவங்க வந்து நோட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ காலில் காட்டுவாங்க ஃபுல் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா மட்டும்தாங்க doubt sari number five four zero இது வந்து ராணி பிங்க் அண்டு எல்லோ மிக்சிங்கில் இருக்குது sari number five four one இதுவும் க்ரீன் கலர் தாங்க ஸோ நான் க்ரீன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் ஆனால் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ஷேடாக தாங்க இருக்குது ஏன்னா அதோடைய மிக்சிங் கலர் வந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஷேடு ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டோன் தான் கிடைக்குது next sari five four two இது வந்து வயலட் அண்டு ரேடியம் க்ரீன் மிக்சிங்கில் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு பாடியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடுங்கிறது நல்லாவே தெரியும் வயலட் வரும் next sari sari number five four three இது வந்து சாண்டில் அண்டு கிரீன் மிக்சிங்கில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸ் எல்லாமே pure cotton sari machine made thousand rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது இந்த சாரீஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சரி கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்